திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் பசுபதி பாண்டியன் கொலை வழக்கை அடுத்த மாதம் தள்ளிவைத்து உத்தரவிட்டுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவராக இருந்தவர் பசுபதி பாண்டியன் இவர் திண்டுக்கல்லை அடுத்த நந்தவனப்பட்டியில் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரையைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையார் உள்பட பதினெட்டு பேர் மீது தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் திண்டுக்கல் அருகே உள்ள கரக்கடன்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி நந்தவனப்பட்டியைச் சேர்ந்த நிர்மலா உள்பட ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் தற்போது சாட்சியிடம் விசாரணை நடத்தப்படுகிறது அதன்படி இதுவரை நாற்பத்தி மூன்று பேர் கோர்ட்டில் ஆஜராகி சாட்சியம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சுபாஷ் பண்ணையார் சண்முகம் அருளானந்தம் நட்டு நடராஜன் ஆனந்தராஜ் ராஜேஷ் அந்தோணி தாராசிங் பிரபு சன்னாசி ரமேஷ் கோழி அருள் மற்றும் அருள்மொழி ஆகிய உள்பட பதிமூன்று பேரும் கோர்ட்டில் ஆஜராகவில்லை இதையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஜான்மினோ உத்தரவிட்டார்